வணக்கம் வெல்கம் டு கலக்கல் சேனல் இன்றைக்கி நம்ம பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க அது தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சுருங்க பொட்டுக்கடலை அரை கிலோ எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நூறு கிராம் வரமிளகாய் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வெயிலில் ரெண்டு நாள் நல்லா காய வைங்க கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கப் கருவேப்பிலையை கழுவி காய வச்சுருங்க இப்போது ஒரு வானிலையை அடுப்பில் வச்சுக்கோங்க சிம்மிலேயே வச்சுக்கோங்க முதல்ல கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகணும் ஆயில் தேவையில்லை இப்போது இந்த கருவேப்பிலையை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் கல் உப்பை வறுத்துக்கலாம் கல் உப்பு லைட்டாக வறுத்தா போதும் இப்போ பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் உடனே எடுத்துருங்க இப்போ பூண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது வரமிளகாய் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி காஞ்சிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க இப்போ அரை கிலோ போட்டு கடலையை அதே ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுட்ரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பொடியில் காரம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் ஒரு பொட்டுக்கடலை கொஞ்சமாக அரைச்சி போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருந்ததுனால மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ